ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல வந்து ஹாலவன் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தான் ஹாலவன் டே ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டிங்ஸ் எல்லாமே டெக்கரேட் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கொஞ்சம் உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம லைட்டிங்ஸ் பார்க்க வந்திருக்கிறது ஒரு வீட்டில் தான் இது எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஃப்ரீ தான் six thirty PM to nine thirty PM வரைக்கும் அந்த அவுட் ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் வெற்றியாகி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க ஆனால் இங்கெல்லாம் வந்து எதுவுமே பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே இது ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வீட்டில் தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப குளிருது பேசக்கூட முடியல ரொம்ப நறுங்குது இங்க பாருங்க இத பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு ஊ. dinosaur Advik Sai. Advik Sai, enna paatha? Huh? Enna paatha? What is this? Why did you go here? I don't want to. Thank you. living in the car. He won the one. My God. so cold. Don't forget that. 자 இங்கே ஹாலோவின் வந்து இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க எல்லாருமே இது இன்னொரு வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன் பாய்